அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க டிவைன் எனர்ஜி ஹீலிங் தெரப்பிலேருந்து பேசுறேங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு கோவிலுக்கு போனா எப்படி தெய்வீக சக்தி நம்ம உடலுக்கு எப்படி வாங்கிக்கிறது நம்ம ஒளி உடலுக்கு அது எனர்ஜியை எப்படி நம்ம வாங்கிக்கிறது அப்படின்றதுக்கான டெக்னிக் வந்து இன்னைக்கு நான் சொல்ல போறேன் ஒவ்வொருத்தருமே நம்ம கோயிலுக்கு போவோம் கோயிலுக்கு போயிட்டு உட்காந்து தியானத்துல இருப்போம் சாமி கும்பிடுவோம் கருவறையில் உட்காந்து சாமி கும்பிடுவோம் இல்லை மந்திரத்தை சொல்லுவோம் அதுக்கான பலன் வந்து அதிகமாக இருக்குது மந்திரத்தை சொல்லுவோம் நம்ம இது இல்லாமல் இல்லாமல் ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு விஷயத்தை இன்னைக்கு நான் சொல்ல போகிறேன் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா கருவூரில் உள்ள சாமி கிட்ட இருக்கிற எனர்ஜி நம்ம எப்படி வாங்கணும் பாசிட்டிவ் எனர்ஜி ஃபுல்லாக அங்கே இருக்கும் அதனாலதான் தான் நம்ம கோயிலுக்கு போகிறோம் எனர்ஜி வாங்குறதுக்கோசரம் நம்ம கோயிலுக்கு போகிறோம் தெய்வீக சக்தி பெறதுக்கு அந்த தெய்வீக சக்தி எப்படி பிசிக்கல் பாடிக்கு எப்படி அப்ளை பண்ணிட்டு வரோம் அப்படின்றதுக்கான டெக்னிக் தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போறேன் இப்ப சிவனோ இல்ல பெருமாளோ உள்ள இருக்காங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் எந்த கோயிலுக்குனாலும் நீங்க போய்க்கலாம் இதே சர்ச்சுக்கு போய் கூட நீங்க செய்யலாம் எந்த கோயிலா இருந்தாலும் நீங்க செய்யலாம் இப்போ உதாரணத்துக்கு நம்ம கோயிலுக்கு போறோம் போயிட்டு எப்படி எனர்ஜி வாங்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்ம உடல்ல ஏழு சக்கரங்கள் இருக்கு அது வந்து சொன்ன சகசர சக்கரம் ஆக்னா தொண்டை சக்கரம் இறுதி சக்கரம் சூரிய சக்கரம் நாபி சக்கரம் கீழே சிக்ஸ் சக்கர மூலாதார சக்கரம்னு நம்ம சொல்றோம் அது மாதிரி கையில நம்மளுக்கு சிறு சக்கரம்னு ஒன்று இருக்கு உள்ளங்கையில அந்த உள்ளங்கையில இப்படி ப்ரெஸ் பண்ணிக்கணும் இப்படி ப்ரெஷர் கொடுத்துக்கணும் அந்த உள்ளங்கை சக்கரா ஆக்டிவேட் பண்றதுக்கோசரம் இந்த ப்ரெஷர் நம்ம கொடுக்குறோம் இப்படி கொடுத்துட்டு இப்படி கை வந்து மடியில் வச்சுக்கோங்க மடியில் வச்சு இப்படி ஓப்பனாக மடியில் வச்சுக்கிட்டு நீங்கள் ஒரு விஷயத்த அங்கே சொல்லணும் சாமி கோயிலில் கருவறைக்குள்ள அந்த இடத்துல வந்து சாமி கும்பிட்டுட்டு நீங்கள் உட்காந்து சொல்ல விஷயம் சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இங்கிலீஷில் சொல்லிடுறேன் I am receiving divine energy in this temple நான் தெய்வீக சக்தியை பெறுகிறேன் நான் தெய்வீக சக்தியை உணர்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பத்து நிமிஷம் சொல்லுங்க கடைசியா டிவைன் எனர்ஜி தெய்வீக சக்தி அளித்தமைக்கு நன்றி கடவுளே தெய்வீக சக்தி எனக்கு அளித்தமைக்கு நன்றி அப்படின்னு சொல்லி நீங்க நன்றி சொல்லணும் கடவுளுக்கு அப்ப ஆட்டோமேட்டிக்கா உங்க அந்த எனர்ஜி வந்து நம்ம உடல்ல பிசிக்கல் பாடிக்கு போயிடும் இந்த சக்கரங்கள் மூலியமா உள்ள பிசிக்கல் பாடிக்கு போவோம் ஏதாவது வலி வேதனைகள் இருந்தா கூட சரியாயிடும் பிசிக்கல் பாடிக்குள்ள போறது இந்த சக்ராஸ் மூலியமா தான் நம்ம உள்ள அந்த எனர்ஜி வாங்கிக்கிறோம் அடுத்து என்னன்னு கேட்டீங்கன்னா ஒளி உடல்னு சொல்லுவோம் நம்ம உடல்ல ஒளி உடல் இருக்கு அது சயின்டிபிக்கா கண்டுபிடிச்சிருக்காங்க அது கிரில்லியன் ஒருத்தர் கிரில்லியன் கேமரா வச்சு கண்டுபிடிச்சிருக்காரு அதை பத்தி நம்ம பேசணும்னா இன்னும் ஒரு நாள் பேசலாம் ஷார்ட்டா சொல்லிடுறேன் நான் அந்த ஒளி உடல் நம்ம எல்லாத்துக்கும் இருக்கு ஒளி உடல் கடவுளுக்கே இந்த பின்னாடி வந்து ஒரு ஒளிவட்டமாக இருக்கும் அந்த ஒளி உடல் நம்மளுக்கு அசுத்தமா இருக்கும் நம்ம ஒரு கோயிலுக்கு போகிற சாதாரணமாக ஒருத்தவங்க கோயிலுக்கு போனால் என்ன பண்ணுவோம் யார் வீட்டுக்கும் போகக்கூடாது நம்ம நேரம் நம்ம வீட்டுக்கு தான் வரணும்னு சொல்லுவோம் அது எதனால சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே இருக்கிற எனர்ஜி நம்ம ஒளி உடலில் படும் ஃபிசிக்கல் பாடிக்கு வருமான்னு டவுட்டு தான் ஒளி உடலில் படும் அந்த ஒளி உடல் மூலிமா நம்ம இன்னொருத்தர் வீட்டுக்கு போய் உட்காந்தவோ அந்த எனர்ஜி நம்ம அங்கே விட்டுட்டு வர மாதிரி அதனால தான் ஒருத்தர் வீட்டுக்கு வந்து நம்ம வந்து கோயிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி சொல்கிறோம் இப்போ நம்ம டைரெக்டாக சக்ராஸ் மூலியமாக நம்ம அந்த எனர்ஜியை ரிசீவ் பண்ணுறதுனால நீங்கள் எங்கேனாலும் நீங்கள் போயிட்டு யார் வீட்டுக்குனாலும் உறமுறை வீட்டுக்கு இல்லை தெரிஞ்சவங்க வீட்டுக்கு ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போனாலும் போயிட்டு நீங்கள் பொறுமையாக வீட்டுக்கே வரலாம் ஏன்னா பிசிக்கல் பாடிக்கு நீங்கள் அந்த எனர்ஜி வாங்கிக்கிறீங்க தெய்வீக சக்தி வாங்கிக்கிறீங்க அதனால் மிகப்பெரிய விஷயம் இதை நீங்கள் செஞ்சு பாருங்க நீங்கள் உணர்வீங்க இங்கே சம் வைப்ரேஷன் உங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல இந்த இடத்துல சென்சிட்டிவாக இருக்கவங்க கண்டிப்பாக இதில் உள்ள வைப்ரேஷன் நல்லா தெரியும் உங்களுக்கு அதனால் நல்லா டெஸ்ட் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற விஷயங்கள் தெரிந்து கொள்ள டிவைன் எனர்ஜி ஹீலிங் தெரப்பியை கண்டிப்பாக பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம்